வணக்கம் க்ரூடாயில் ஒன் மினிட் சார்ட் இந்த ட்ரேடிங் டூலில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வரும் இப்போ பை கால் வந்திருக்கு buy at eight two seventy four so இதான் என்ட்ரி பாயிண்ட் அந்த கேண்டில் ஓப்பன் பாயிண்ட்லேருந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல ஸோ இதான் என்ட்ரி பாயிண்ட் மேலே இருக்க green colour line target line கீழே இருக்க red colour line stop loss line இதில் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து ட்ரெண்டு தெரிஞ்சாலே போதும் உங்கள் ஓன் ட்ரேட்ஸ் கூட பண்ணிக்குவீங்க ஸோ அதே மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது இல்லை கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சிருக்கனால ஸோ நீங்கள் ஏதோ ஒரு டெசிஷனால் வச்சு இதை வச்சு ஓன் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இல்லை இதில் வர டார்கெட் ஸ்டாப்லாஸ் யூஸ் பண்ணி உங்களால் ஓன் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும் இந்த கால்ஸை பேஸ் பண்ணியும் உங்களால் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஒரு பைக்கால் வந்திருக்கு எயிட் டூ செவன்ட்டி ஃபோரில் நம்ம பேசிகிட்டு இருந்த ஜஸ்ட் இந்த ஒரு டுவெண்ட்டி செகண்ட் கேப்லேயே பாருங்கள் நமக்கு எயிட் டூ எயிட்டி எயிட் வரைக்கும் போயிருக்கு ஸோ நல்ல ஒரு momentum fourteen point momentum just ஒரு தேர்ட்டி செகண்டில் ஓகேங்களா ஸோ இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே அந்த மொமெண்டம் இந்த கேண்டில் மூமெண்ட் இதை பிரேக் அவுட்டெல்லாம் அனலைஸ் பண்ணும் அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது நமக்கு டக்குன்னு கால் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் ஸோ இது எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் நடக்கும் ஸோ நம்ம அதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ் பயன்படுத்தி அதை வச்சு நம்மளுடைய ஓன் ட்ரேட்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து அந்த டுவெண்ட்டி பாயிண்ட் மொமெண்டம்க்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு பட் மார்க்கெட் ரீச் ஆக முடியல பட் ஃபோர்த் கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக மொமெண்டம் கொடுத்ததில் டுவெண்ட்டி பாயிண்ட் வந்து ரீச் ஆயிருக்கு அதுக்கப்புறமா அந்த பையிங் மொமெண்டம் கண்டினியூ ஆச்சு கண்டினியூ ஆனதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் டாரட் ரேஞ்சும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் ஜஸ்ட் இந்த டூலை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும் நீங்கள் டக்குன்னு ஓகே இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் இதான் போய்கிட்டு இருக்கு நம்ம எப்படி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் வரும் நீங்கள் அதை வச்சு ட்ரேடிங்ஸும் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும் இந்த ட்ரேடிங் டூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ